वक्रतुण्डमहाकाय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि வெள்ளத்தில் வீழ்ந்தவரை கரையேற்ற சக்தி கொடு ஆறுமா ஆறுமா ஆறு போல யாருமா அறெல்லாம் காஞ்சி போனா நமக்கு ஏது சோறுமா தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அரசு புறம்போக்கு நிலங்களில் எங்கெங்கெல்லாம் நட மரம் நட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்களோ அங்கெல்லாம் மரம் நடுவதற்கு அரசு அவர்களுக்கு உறுதுணையாக விளங்கும் என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் eighty percent of our body is water that's where it all starts Thiru ஓபிஓ was was me for the first time he he's seeing a crowd of people who are and so wonderful உங்களையெல்லாம் பார்க்கும்போது சத்குருவை பார்க்கும்போது சத்குருக்கு துணையாக இருக்கிற இத்தனை பேரை பார்க்கும்போது மனசில் ஒரு நம்பிக்கை ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கு அந்த தன்னம்பிக்கைக்கு நன்றி குருஜி அவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிக்கும் அரசு உறுதுணையாக இருக்கும் என்பதையும் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்து மேடையில் இருக்கிறவங்க எல்லாமே வணக்கம் அவர் farmer with almost no science or technology and very little infrastructure. He's been providing food for 1.3 billion people. This is the greatest achievement in the country. Dinner time, everybody should take twenty seconds before you eat your dinner and remind yourself of all the suffering that people have gone through due to lack of food and water. And the sufferings of these men and women who committed suicide as farmers, this is not to ruin your dinner, this is just that you eat your dinner as a human being, being conscious of everybody's pain and suffering. You eat so that you stand up to be a full-fledged human being, not just one more creature on this planet.